ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு பூபு தமிழ் ஸ்டோரிஸ் இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை மூலயமா நேர்மையை பற்றி கற்றுக்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் சுமா என்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா சுமாவோட அம்மா அப்பா அங்கேயே செட்டில் ஆனவங்க சுமாவோட அம்மா அப்பா அவளை ரொம்ப நேசித்தாங்க சுமாவுக்கும் என்ன வேணுமோ அவளுக்கு அது கிடைச்சது அவளோட அப்பா அம்மா எப்போதெல்லாம் சந்தைக்கு போனாங்களோ அப்போதெல்லாம் அவளுக்கு பரிசுகள் வாங்கிட்டு வந்தாங்க அவ ரொம்ப செல்லமா வாழ்ந்த பொண்ணு சும்மா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அவ தன்னுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சுத்தமாக பண்ணுவா அது மட்டும் இல்லாம எப்பவும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய குணமுள்ள பொண்ணு அவகிட்ட இருந்ததை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் சும்மா ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போகிற வழியில் கூட்டமாக பசங்க இருக்கிறத பார்க்குறா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சும்மா ரொம்ப ஆர்வமாக இருந்தா அவளும் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சும்மா ஃப்ரெண்ட் ஜோதியை சுற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறத பார்க்குறா அங்கே எல்லாரும் ஜோதி புதிய பெண்ணை ரசிச்சு கொண்டே இருந்தாங்க சும்மாவும் அந்த பெண்ணை பார்க்குறா அவளுக்கு அந்த பெண்ணு வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா அவ ஜோதி கிட்ட ஒரு முறை பெண்ணை கேட்டு வாங்கி அதுல அவ பேரு நோட் புக்ல எழுந்தினான் அப்போ ஸ்கூல் பெல் அடிச்சது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளிக்கு கிளம்புனாங்க அந்த கிளாஸ் டீச்சர் சுமாவை கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொண்டு வர சொன்னாங்க அப்போ சுமா மேலே போனான் அவளால் ஜோதி பேக்ல இருந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல இன்னொரு முறை பெண்ணை பார்க்க ஜோதி பேக்ல இருந்து பெண்ணை எடுத்தா அவளுக்கு அந்த பெண் வேணும்னு நினைச்சா அப்போ அந்த வழியா யாரும் நடந்து வர சத்தம் கேட்டதும் அந்த அவசரத்துல பெண்ணை பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சும்மா திரும்பி பார்த்தா அது அவளுடைய ஃப்ரெண்ட் ஸ்ருதி கிளாஸுக்குள்ள வரா ஸ்ருதிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்துல அதனால அசம்பிளிக்கு போக முடியல சும்மா உடனே கையில் சாக் பீஸோட கீழே ஓடி வந்தா அந்த பெண் இன்னும் அந்த பாக்கெட்டில் தான் இருந்தது அசம்பிளி முடிந்ததும் அப்புறம் சுமாவோட எல்லாரும் கிளாஸுக்கு திரும்பி வந்தாங்க ஜோதி அவ பேக்ல பார்க்கும்போது பேக்ல பெண்ணை காணும் அவ அழுக ஆரம்பிச்சா அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிட்ட புக செஞ்சா அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு அசம்பிளிக்கு நடக்கும்போது யார் கிளாஸில் இருந்தாங்கன்னு கேட்டாங்க எல்லாரும் ஸ்ருதியை கை காட்டினாங்க ஸ்ருதி பாவம் அப்பாவி அவளுக்கு அந்த பெண்ணை பற்றி எதுவும் தெரியாது கிளாஸ் டீச்சர் ஸ்ருதியை ரொம்ப திட்டினாங்க ஸ்ருதி பெண்ணை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதை கண்டுக்கவே இல்லை அப்போ கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே உண்மையாக சொல்லணும் இல்லைனா உன்னை பிரின்சிபல் கிட்ட கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாங்க கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்டு சும்மா ரொம்ப பயந்து போய் பெண்ணை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் இருந்தா அந்த சாயங்காலம் சும்மா வீடு திரும்பினா அவ செஞ்ச தப்பு நினச்சிக்கிட்டே இருந்தா அவளால் ஸ்ருதி திட்டு வாங்கினான் அந்த குற்ற உணர்ச்சியால் அவளால் தூங்க முடியல அடுத்த நாள் காலையில் சும்மா ஸ்கூலுக்கு போனான் அவள் உள்ளே போகும்போது ஸ்ருதி அழுகிறத பார்த்தா சும்மா உண்மையை சொல்லணும்னு நினச்சான் கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்ருத்தியை உண்மையை சொல்ல சொன்னாங்க ஆனால் சும்மா அவள் கையை பிடிச்சி நிறுத்து அந்த பெண் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான் நேற்று உண்மையை சொல்ல நான் பயந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சும்மா சொன்னான் கிளாஸில் இருந்த எல்லா மணர்வர்களும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆனாங்க சும்மா சொன்னதை கேட்டு சும்மா நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துகிறது அவளும் சின்ன விஷயம் இல்லம்மா நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம் ஆனா நம்ம தப்ப உணர்றது சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு என்கிட்ட சத்தியம் பண்ணு இனிமேல் இந்த மாதிரி எதையும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க அப்புறம் சும்மா ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதி கிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்துட்டா எல்லாரும் சுமாவை நேர்மைய பாராட்டி தட்டினாங்க அதனால குட்டீஸ் நீங்க எல்லாரும் சுமாவை போல நேர்மையா இருக்கணும் இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க